போகிறேன் தன்னாலே என்று தேடினேன் உன் வாசம் நான் ஏங்கினேன் உன் காதலை கொண்டு போகிறேன் உன்னாலே நான் ஜெகராம இருந்த உலகோ நீய மாத்தி புட்ட அடி இது என்ன புதுவித மாயம் என் நெஞ்சில் நீ தந்த காயம் என விட்டு செல்லும் நேரம் விடுகதையா காரணம் உன் கண்கள் சொன்ன பொய்கள் தவம் புரிந்து அந்த வரம் பெற எந்த மனம் துடிக்கின்றதே திருநாராய் திருநாராய் உன் காதல் என் மீது படர பூமலராய் உந்த நிழலாய் என் கண்கள் உன் பின்ன தொடர